போலர் லைனை தாண்டி காலை வச்சிருக்காருங்க இங்க ஒரு ஃப்ரீ ஹிட் வருது பேட்டர் இந்த வாய்ப்பை என்ன பண்றாருன்னு பார்ப்போம் லாங் ஆனுக்கும் லாங் ஆஃப்க்கும் நடுவில் தெரிச்சிட்டு போகுது இன்னும் ரன்ஸுக்கு இதுக்கு ஓடவே தேவையில்லை சரியான ஸ்ட்ரோக்கு எப்பா ராக்கெட் விட்ட மாதிரி சுருன்னு போதுங்க அந்த பந்து நாலு ரன் பேட்டருக்கு தொடர்ந்து ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு மூணு ஆக்குவாரா இந்த பேட்டர் சரியான த்ரோங்க டக்குன்னு கீப்பர் கையில போய் விழுந்துருச்சு அந்த பந்து இந்த காலத்துல இதெல்லாம் சரியே இல்லைங்க நோ பால் இந்த பேட்டிங் டீமுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுக்குது மேக்சிமமுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு இங்க ஒரு ஃப்ரீ ஹிட் லாங் ஆனுக்கும் லாங் ஆஃப்க்கும் நடுவில் தெரிச்சிட்டு போகுது இன்னொரு ரன்ஸுக்கு இது ஒரு பெரிய விக்கெட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் ஃபீல்டர் பாலை தவற விட்டார் பேட்டர் கெத்தான ஷாட்டோட ஆரம்பிச்சிருக்காரு மேலே போயிருக்குங்க சிக்ஸுங்க அங்க பெரிய சிக்ஸ் வேற ஸ்லாட்ல போட்டு பார்க்கிங் லாட்டுக்கு அடிச்சிருக்காருங்க இன்னொரு சிக்ஸ் கருணையை காட்டாம அடிச்சு நொறுக்கிருக்காரு டீப் விக்கெட் திசையில என்ன விக்கெட் கஷ்டமான கேட்சுங்க நல்லா எடுத்திருக்காரு அவுட் ஃபீல்ட்ல இந்த இன்னிங்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு பேட்டர் புது பேட்டர் உள்ள வராரு இந்த டீமோட மொத்த ஹோப்ஸும் இவர் மேல தான் இருக்கு எம்மா என்ன ஷாட் புது பால் எடுத்துட்டு வாங்க எங்கேயோ போய் விழுந்திருக்கு ஸ்டாண்டு தாண்டி ஸ்டாண்டில் தூக்கி கடாசிருக்காரு எண்ட் ஆஃப் தி ஓவர் அதோட இந்த போலர் ஓவரை முடிச்சிருக்காரு ரன் ஃப்ளோவை நிறுத்த மீடியம் பேஸ் எடுத்து வந்திருக்காங்க அப்பா லட்டு மாதிரி கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு கேவலமான ஷாட் இந்த பேட்டர் கிட்டேருந்து இப்போ உள்ள வர பேட்டர் வெற்றியை நோக்கி எடுத்து மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு பேட்டர் ரொம்ப இந்த ஸ்டான்ஸ் எடுக்கிற பேட்டர் மேல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு முதல் பால்லே பவுண்டரி பேட்டர் ஒரு மெசேஜ் அனுப்புறாருங்க போலருக்கு சரியான ரன்னிங் பிட்வீன் த சிங்கர் இந்த மாதிரி ஏரர்ஸ் போலர்ஸ் கிட்டேருந்து வரவே கூடாது நோ பால் இது ஃப்ரீ ஹிட்டுக்கான நேரம் போலரோட தவறு பேட்டருக்கு ஒரு வெற்றி ஸ்ட்ரோக்கை மிஸ் டைம் பண்ணியிருக்காரு பேட்டர் கண்டிப்பாக வருத்தப்படுவார் இதை நினச்சி பெரிய மிஸ்ஸுங்க இந்த ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ண முடியல இவங்களால கருணையை காட்டாம அடிச்சு நொறுக்கியிருக்காரு டீப் இண்டிகேட் திசையில பேட்டை தொட்டவுடனே தெரிஞ்சிடுச்சு பவுண்டரின்னு செம்ம ஷார்ட் மேஜிக் காட்டுறாருங்க இந்த போலர் பால் தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பேட்டருக்கு ஒரு நல்ல பந்து ஒரு ரன்னும் இல்லைங்க அப்பா பிரம்மாண்டமான ஷாட் மிட் விக்கெட் திசையில ஓவருக்கும் முடிவு ஆனா பவுண்டரிங்க சாமா ஷாட் இதுதான் end of this over medium pacer மேலே மீடியம் பேசர் புது போலரும் அதே தான் அந்த பந்துக்கு பேட்டர் ரிஸ்க் எடுக்க விரும்பல சுத்தமாக ரூம் கொடுக்கல அந்த பேட்டருக்கு ஸ்மார்ட்டான போலிங் டாட் பால் பறக்குது அந்த பால் பவுண்டரிக்கு இந்த ஃபீல்டர் இந்த கேட்ச் எல்லாம் விடவே மாட்டாருங்க செம்மையாக பிடிச்சிருக்காரு ஒரு சைடில் விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கு இந்த புது பேட்டர் உள்ளே வராரு அவர் நின்று இந்த டீமை ஒரு நல்ல டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு சைடில் விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கு இந்த புது பேட்டர் உள்ளே வராரு அவர் நின்று இந்த டீமை ஒரு நல்ல டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் தேர்ட் அம்பையர் கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன் பேட்டர் இப்போ அம்பையர் டிசிஷன் ரிவ்யூ பண்ண போறாரு அம்பையர் இந்த டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு ஷாட்டோட டைமிங் மட்டமாக இருந்ததுங்க பேட்டர் ரொம்ப மிசரபிளாக இருக்கார் பறக்குது அந்த பால் பவுண்ட்ரிக்கு நாலு ரன் ஓவர் முடிவில் இதுதான் எண்ட் ஆஃப் திஸ் ஓவர் சுயல் பந்துக்கான நேரம் வந்தாச்சு ஆஃப் ஸ்பின்னர் வராரு அட்டாக்குள்ள இதுக்கு ஓடவே தேவையில்ல அங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு பேட்டருக்கு அப்பா பிரம்மாண்டமான ஷாட் மிட் விக்கெட் திசையில அப்பா என்ன அழகான ஷாட்டுங்க பவுண்டரிக்கு என்ன பவுண்டரிங்க ஹாட்ரிக் பவுண்டரி வருமா இங்க அப்பா பிரம்மாண்டமான ஷாட் மிட் விக்கெட் திசையில இந்த போலருக்கு இந்த ஸ்பெல்லில் லைனும் வரல லென்த்தும் வரல அவுட்னு சொல்றாரு அம்பையர் கொண்டாட்டம் தான் இப்போ ஃபீல்டிங் யூனிட் கிட்ட இருந்து தேர்ட் அம்பையர் கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட் அம்பையர் வாப்பா வேலை பார்க்கணும் ஸ்டம்புக்கு முன்னாடி அவர் பேட்ஸ் மாட்டிடுச்சு பேட்டர் கலி லோவர் ஆர்டர் பேட்டர் இவ்வளோ சீக்கிரம் இன்னிங்ஸில் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்பா பிரம்மாண்டமான ஷாட் மிட் விக்கெட் திசையில் செம்ம ஆஃப் த மார்க்லேருந்து போகிறதுக்கு கேம் பிளானுக்கும் இந்த போலரோட போலிங்க்கும் சம்மந்தமே இல்லைங்க எங்கேயோ போட்டிருக்காரு ஓவருக்கும் முடிவு ஆனா பவுண்டரிங்க சாமா ஷாட் ஒரு நல்ல மூவ் மீடியம் பேசர் எடுத்துருந்துருக்காங்க கரெக்டான நேரத்தில் தூக்கியிருக்காரு அவரை ஏதோ இந்த ஷாட்டுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்த மாதிரி தெரிஞ்சுது ரொம்ப லாங் வாக் இந்த பேட்டர் மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிசலுக்கு பேட்டர் பேட்டிங் ஆர்டர் பாதி காலி இந்த புது பேட்டர் நம்பிக்கை கொடுப்பாரா பேட்டர் சும்மா ஸ்டைலாக தொடங்கியிருக்காரு ஒரு பவுண்டரியோட போடு சக்க இதுக்கு ஓடவே தேவையில்ல என்ன பவுண்டரிங்க ஹாட்ரிக் பவுண்டரி வருமா இங்கே இங்க பவுண்டரி மழை தாங்க கிளீன் போல்டு காலை பார்த்து சும்மா நறுக்குன்னு வச்சார் இந்த யாக்கரை அடுத்தடுத்து சீக்கிரமாவே இன்னொரு விக்கெட் விட்டாங்க இந்த டீமுக்கு ஒரு நல்ல டோட்டல் தேவைன்னா இந்த பேட்டர் கடைசி வரைக்கும் இருக்கணும் அல்வா கேட்ச் அது அவுட் இவர் கையிலேருந்து தவறவே தவறாது பேட்டர் மூஞ்சில ஈ e அடிக்கல முதல் பால் அவுட்டு பெரிய ஷஃபில் இந்த பேட்டிங் ஆர்டரில் ஏன்னா ஒரு டெய்லண்டர் இப்போ கார்டு எடுக்கிறாரு டெய்லண்டரா இப்போவா பா தில்லான மூவுங்க அவங்க கேப்டன் இருந்து இவர் சுழலோட பயங்கரமாக சுத்த போகிறாருங்க சரியான ஸ்பின் மாஸ்டர் ஆஃப் ஸ்பின்னர் வந்திருக்காரு இப்போ அட்டாக்குள்ளே பறக்குது அந்த பால் பவுண்டரிக்கு கிரவுண்டு வழுக்குது ஆனால் இவர் கை வழுக்கல செம்ம கேட்ச் இந்த ஃபீல்டர் கிட்டேருந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் வந்திருக்காரு உள்ளே வந்திருக்காரு டெய்லெண்டர் இன்னைக்கு ஃபினிஷர் ரோல் ஆட வேண்டிய பேட்டர் உள்ளே வந்திருக்காரு அந்த வேகமான சிங்கிளோட அவர் டேலியை ஓப்பன் பண்ணுறாரு என்ன டெலிவரி நல்ல டெலிவரி ரன்னே இல்லைங்க அப்பா பிரம்மாண்டமான ஷாட் மிட் திசையில எப்பா கதகளியோ பரதநாட்டியமோ ஏதோ ஒன்று பவுண்டரிங்க அடப்பாவி நாலு ரன் ஓவர் முடிவில் இந்த மீடியம் பேசர் இந்த பேட்டிங் லைன் லைனப்புக்கு பிரச்சனை கொடுப்பாரா சீக்கிரம் தெரியுங்க எப்பா இந்த ரெண்டு பேட்டர்ஸ் பறக்கிறாங்க between the wickets mid wicket திசையில் புஷ் பண்ணியிருக்காரு இன்னும் ரன்ஸுக்கு காலில் மோட்டார் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தம்மையாக ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சுலபமான விக்ட்ரிங்க கடைசியில் பெரிய பெரிய கொண்டாட்டம் வின்னிங் டீம் கிட்டேருந்து